ஜாவா குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் Eclipse ஐ பயன்படுத்தி ஜாவாவில் ஹெல்லோ வர்ல்ட் program எழுதுவதை கற்போம் நாம் பயன்படுத்துவது எக்லிப்ஸ் 3.7.0 மற்றும் உபுண்டு 11.10 இந்த tutorial தொடர கணினியில் Eclipse ஐ நிறுவியிருக்க வேண்டும் Eclipse ஒரு ஃபைலை உருவாக்க சேமிக்க இயக்க உங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லையெனில் அது தொடர்பான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும் ஹெலோ வேர்ல்ட் என்ற செய்தியை அச்சடிக்கும் ஒரு வரி ஜாவா கோட் இங்கே உள்ளது இதை எக்லிப்ஸில் முயற்சிப்போம் Alt F2 ஐ அழுத்தி டயலாக் பாக்ஸில் எழுதுக எக்லிப்ஸ் பின் என்டர் செய்க workspace இல் OK வை சொடுக்க இங்கே எக்லிப்ஸ் IDE உள்ளது புது project ஐ சேர்ப்போம் ஃபைல் New ல் சொடுக்கி Project ஐ தேர்க புரொஜெக்ட் பட்டியலில் ஜாவா Project ஐ தேர்ந்து Next ஐ சொடுக்கவும் புரொஜெக்ட் நேம் எழுதுக எழுதுக DemoProject டெமோ மற்றும் project இடையே இடைவெளி இல்லை என்பதையும் ட் மற்றும் ப் மேல்நிலை எழுத்துக்கள் என்பதையும் கவனிக்கவும் Wizards ன் கீழ் வலது மூலையில் Finish சொடுக்கவும் டெமோ புரொஜெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது project ஒரு புது கிளாஸை சேர்ப்போம் Project ல் right கிளிக் செய்து New ல் Class தேர்க இது நியூ ஜாவா கிளாஸ் Portlet ஐ திறக்கிறது. கிளாஸ் name ல் டெமோப்ராஜெக்ட் என எழுதி stubs ல் public static void main என்பதில் ஒன்றை தேர்க. Wizards ன் கீழ் வலது மூலையில் Finish ஐ சொடுக்கவும். டெமோப்ராஜெக்ட் சோர்ஸ் directory ஐயும் demoprogram.java என்ற ஃபைலையும் கொண்டிருப்பதைக் காணலாம் இது ஏனெனில் ஜாவாவில் ஒவ்வொரு classம் அதன் ஃபைலிலேயே இருக்க வேண்டும் அதனால் கிளாஸ் டெமோபுரோகிராம் file demoprogramjavaவில் இருக்க வேண்டும் எடிட்டருக்கு மிக குறைந்த இடம் இருப்பதால் வியூ பார்க்க சரியாக தெரியவில்லை எனவே மற்ற portletகளை சிறிதாக்குவோம் இங்கே எடிட்டர் உள்ளது இந்த வரி இரு ஸ்லாஷ்களுடன் ஆரம்பிப்பதால் இது கமெண்ட் லைன் இது நம் கோடுடன் உடன் ஒன்றும் செய்யாது இந்த வரியை நீக்குவோம் அதுபோல ஸ்லாஷ் அஸ்ட்ரிக்ஸ் மற்றும் மாஸ்டிக் ஸ்லாஷ் க்கு இடையில் இருக்கும் அனைத்தும் எனவே இந்த கமாண்ட்களையும் நீக்குவோம் இங்கே கோடின் பேர்போன் பேர் போன் உள்ளது print statement ஐ சேர்ப்போம் சிஸ்டம் டாட் அதை முடிக்கும் சாத்திய குறுகளின் பட்டியலை எக்லிப்ஸ் கொடுப்பதை கவனிக்கவும் இப்போதைக்கு கைமுறையாக கமாண்டை எழுதுவோம் outprintln bracketகளினுள் quoteகளில் ஹெல்லோ World Java ல் ஒவ்வொரு statement உம் semicolon உடன் முடிய வேண்டும் ஒரு semicolon ஐ சேர்ப்போம் இங்கே இதுதான் Java ல் முழு ஹெல்லோவொர்ல்ட் புரோகிராம் சேமிக்க Ctrl S ஐ அழுத்துக right click run as Java application code ஐ இயக்குவோம் Output console ல் பார்ப்பது போல ஹெல்லோ வர்ல்ட் என்ற செய்தி அச்சடிக்கப்பட்டுள்ளது இப்போது World ஐ Java என மாற்றுவோம் Ctrl S மூலம் சேமித்து பின் இயக்கவும் நாம் பார்ப்பது போல செய்தி ஹலோ ஜாவா அச்சடிக்கப்படுகிறது இப்போது கோடின் ஒவ்வொரு பகுதியும் என்ன செய்கிறது என பார்க்கலாம் முதல் வரி கிளாஸ் பெயர் டெமோ புரோகிராம் என்றும் அது ஒரு பப்ளிக் கிளாஸ் என்றும் காட்டுகிறது இரண்டாம் வரி இதுதான் மெயின் மெத்தட் என குறிக்கிறது இந்த மெத்தட் இல் இருந்துதான் ஜாவா உடன் எக்ஸிகியூஷன் ஆரம்பிக்கிறது எனலாம் நமக்கு தெரிந்தது போல இதுதான் பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இவ்வாறுதான் Java ல் ஹெல்லோ வர்ல்ட் ஐ எழுத வேண்டும் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த tutorial ஜாவாவில் Java ல் ஹெல்லோ program எழுதுவதையும் ஜாவா code ஒவ்வொரு பகுதி கோடும் என்ன செய்கிறது என்பதையும் கற்றோம் இப்போது அசைன்மென்ட் கிரீட் என்ற ஜாவா class உருவாக்கவும் இது இயக்கும் போது புரோகிராம் சக்செஸ்ஃபுல் என தர வேண்டும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் பற்றி மேலும் அறிய இந்த காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மூலப்பாடம் டேலன்ட் ஸ்பிரின்ட்